Sana, Sana, Sana, If I'm both பனி சிந்தும் சூரியன் அது உந்தன் பார்வை பூக்களின் இராணுவம் அது உந்தன் மேனியோ கண்ணே உன் நெஞ்சமோ கடல் கொண்ட ஆழமோ நம் சொந்தம் கூடுமோ கண்ணீரில் நிரம்புமோ அது காலத்தின் முடிவல்லவோ தாளத்தில் நீ சேரவா